HTML form ஐ இங்கே உருவாக்கிவிட்டோம் அது சப்மிட் ஆகும்போது போஸ்ட் வேரியபிள் மூலம் டேட்டா ப்ராசஸ் செய்யப்பட்டதையும் நிர்ணயம் செய்தோம் அடுத்து இந்த tutorial சில கண்டிஷன்களை சோதிக்கலாம் முதலில் string length எனலாம் இல்லை முதலில் நேம் மற்றும் மெசேஜ் இருக்கிறதா என சோதிக்கலாம் இவை இருக்கிறனவா என சோதிக்கலாம் அவை இருக்கும் வரை அவற்றுக்கு ஒரு உண்மை மதிப்பு இருக்கும் மேலும் நாம் இங்கே பயன்படுத்துவது ஆண்ட் ஆப்பரேட்டர் அதாவது is this true and is this true இவை ட்ரூ எனில் இந்த கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்யலாம் இல்லையானால் இந்த ஸ்கிரிப்ட் இயக்கத்தை நிறுத்தி you must enter a name and message என்பேன் மேலும் அதற்கு வலுவூட்ட அண்டர்லைன் செய்யலாம் நம் ப்ளாக் ஒஃப் கோடு னுள் இது ட்ரூ எனில் இன்னொரு சோதனை செய்வோம் ஆகவே இங்கே இருப்பை சோதித்தோம் மேலும் இங்கே இன்னொரு சோதனையை இயக்கலாம் அதை எப்படி சொல்வது லெங்த் செக் என்போம் ஆகவே இதை லெங்த் செக் என கமெண்ட் செய்கிறேன் நேம் என்போம் அல்லது string length function ஐ பயன்படுத்தி length of the string என்போம். name ன் string length நம் அதிகபட்ச நீளமான 20 க்கு அதிகமா, குறைவா அல்லது சமமா என பார்க்கலாம். இங்கே எந்த எண்ணும் இருக்கலாம். மேலும் message ன் string length 300 characters க்கு அதிகமா, குறைவா அல்லது சமமா என்றும் இங்கேயும் எந்த எண்ணும் இருக்கலாம் பின் இந்த block of code ஐ execute செய்யலாம். இல்லையானால் நாம் சொல்வது max length for name is 20 and max length for message is 300. 300 மற்றும் 20 ஐ சேமிப்பது இன்னும் நல்லது அவற்றை இங்கே அமைக்கலாம் ஆகவே சொல்லக்கூடியது லென்த் ஈக்வல்ஸ் 20 மற்றும் மெசேஜ் லென் ஈக்வல்ஸ் 300 பின் இதை இங்கே அமைக்கலாம் ஆகவே நேம் லென் அங்கே அடடா நேம் லென் அங்கே மற்றும் இங்கே சொல்வது ஹோ அதை திருப்பி வைக்கலாம் மற்றும் இங்கே சொல்வது மெசேஜ் லென் கீழே இங்கேயும் இவற்றை மாற்றலாம் ஆகவே சோதிக்கும் போது இவை டைனாமிக் ஆக மாற்றப்படும் ஆகவே இங்கே சொல்வது மெசேஜ் லென் சோதிக்கலாம் நேம் லென் அதிகபட்சம் 20 கேரக்டர்ஸ் ஆகவே இங்கே அதிகபட்சம் 20 கேரக்டர்ஸ் மட்டுமே enter செய்யலாம் ஆகவே அலெக்ஸ் இங்கே மெசேஜ் இல் இன்னும் கொஞ்சம் இட்டு 300 கேரக்டர்ஸ் க்கு மேல் ஆக்கலாம் இதை கோப்பி பாஸ்டே செய்து அது இப்போது 300 கேரக்டர்ஸ் க்கு மேல் இருக்கும் ஆகவே செண்ட் மே திஸ் பட்டன் ஐ சொடுக்க இந்த மெசேஜ் கிடைக்கும் the max length of the name is 20 இங்கே இட்ட வேரியபிள் அதுதான் மேலும் இதற்கு அதிகபட்ச லெங்த் 300 அது இங்கிருந்து எடுத்த இன்னொரு வேரியபிள் இங்கே சோதித்து variable ஐ இங்கே எச்சோ அவுட் செய்கிறோம் எல்லாம் சரியாக இருந்தால் யூசருக்கு email ஐ அனுப்புவோம் இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இங்கே address மற்றும் சப்ஜெக்ட் லைன் இங்கே உள்ளது இவற்றை இங்கே கீழே கொண்டு வரலாம் ஆகவே இவைதான் நாம் அமைக்கும் வேரியபிள்ஸ் இமெயில் அனுப்ப தேவையானதும் கூட மேலும் இருப்பது from எனலாம் ஆனால் அது எமெயில் அட்ரஸ் ஏதான் ஆகவே நேம் ஏற்கனவே இருக்கிறது மேலும் தேவையானது மெசேஜ் மட்டுமே அது இங்கே இருக்கிறது கூடுதலாக கொஞ்சம் ஹெடர் இன்ஃபர்மேஷன் தேவை அதை சீக்கிரத்தில் காட்டுகிறேன் இப்போதைக்கு மெயில் பங்ஷன் க்கு போகிறேன் மெயில் function பின்வரும்படி மெயில் மற்றும் சேர்க்க வேண்டிய முதல் வேரியபிள் யாருக்கு இந்த தகவல் போக வேண்டும் அதாவது to ஆகவே டைப் செய்வது to பின் emailன் சப்ஜெக்ட் அது வெறுமே சப்ஜெக்ட் அது இங்கே பின் இருப்பது emailன் பாடி ஆகவே பாடி இங்கே சொல்வது பாடி ஈக்வல்ஸ் பின் வருவன இந்த எமெயில் வருவது நேம் இடமிருந்து ஆகவே நேம் ஐ இமெயில் பாடி யில் அமைக்கலாம் பின் பேக்ஸ்லாஷ் n அதாவது புதிய லைன் ஆகவே அது இரண்டு நியூ லைன்ஸ் அடுத்து எச்சோ ஆட் செய்வது சேர்க்க வேண்டிய மெசேஜ் ஐ ஆகவே பாடி யில் உள்ளது ஜெனரிக் மெசேஜ் பார்ம் இல் ப்ராசஸ் செய்த யூசர்ஸ் நேம் பின் இரண்டு நியூ லைன்ஸ் பின் நம் form இல் இங்கே உள்ளிட்ட மெசேஜ் சரியா ஆகவே இவற்றை நீக்கலாம் சரி இது நன்றாக இருக்கிறது மெயில் பங்ஷன் எப்படி வேலை செய்யும் என நினைக்கலாம் ஆனால் எமெயில் பிஎச்பி சுலபமானதே ஆனால் நடைமுறையில் எமெயில் ஐ அனுப்பும் போது சில பிரச்சனைகள் எழும் ஒரு எச்சரிக்கை வருகிறது mail function send mail from php.ini இல் செட் செய்யப்படவில்லை அல்லது கஸ்டம் from header ஐ காணவில்லை செண்ட் மெயில் from ஐ என் ini இல் அமைக்கவில்லை அது தவறு ஆகவே இதை கைமுறையாக செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்தபின் இன்னொரு எர்ரர் வரும் அதை சரி செய்வது குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மேலும் வரும் எரர்ஸ் குறித்தும் பார்க்கலாம் அடுத்த டுடோரியலில் சந்திக்கலாம் நன்றி